வணக்கம் இன்றைக்கி நாங்கள் அதானி கேஸில் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம் அதானி கேஸில் hundred share two twenty seven நைன்ட்டியில் பை பண்ணியிருக்கோம் சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதானி கேஸ் அதானி கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு வந்தோம் இதில் நாங்கள் நேற்று அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் பொதுவாக ஜென்ரலாக எல்லா ஸ்டாக்கையும் அப்சர்வ் பண்ணிடல அதனுடைய ரிசல்ட்ஸு அது வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா க்யூ டூ ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ ரிசல்ட் நாங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் நேற்று பார்த்தீங்கன்னா அதானி கேஸ் வந்து பிஃபோர் கொரோனா வைரஸ் அப்பயே வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து எப்படி அவங்களுடைய சேல்ஸ் இருந்துச்சோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து நடந்திருக்கு இந்த குவார்ட்டரில் வந்து நல்ல சேல்ஸ் ஆகிருக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க லாஸ்ட் இயரை விட தேர்ட்டீன் பர்சன்ட் ஹையராக இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் இதை நோட் பண்ணோம் நல்ல பாசிட்டிவான நியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் ஸ்டாக்கையும் அப்சர்வ் பண்ணோம் தொடர்ந்து கண்டினியூஸ் ரைசிங்கில் இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கை நாங்கள் அனலைஸ் பண்ணோம் லாஸ்ட் ஒன் இயர் அப்புறம் பிஃபோர் கொரோனாக்கு முன்னாடி இருந்ததை விட ஹையெல்லாம் பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு ஈவன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒன் இயர் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதானி கேஸ் அதானி என்டர்பிரைஸ் எல்லாமே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வேறு நியூஸஸ் வேறு வந்துருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் ஓகே எல்லாமே நல்ல பாசிட்டிவான நியூஸாக இருக்குது அடுத்து எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் வச்சு அப்ளை பண்ணி பார்த்தோம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியில் தொடர்ந்து கேண்டிஸ்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டாட்டா டாட்டா க்ரீன் கலர் டாட்டா டாட்டா பையிங் ட்ரெண்ட் வந்து காட்டுச்சு okay it's showing buying trend காட்டுது நம்ம வந்து இன்றைக்கி பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா அதானி கேஸை வந்து பை பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூல் டவுன் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் வரையில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பை பண்ணோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிகாஷனாக இருக்கட்டும்ட்டு ஹண்ட்ரட் ஷேர் ஃபஸ்ட்டு பை பண்ணோம் ஒரு டூ டுவெண்ட்டி எயிட் ரேஞ்சு கிட்டக்க வரையில் நாங்கள் பைக்கிங் பண்ணோம் அது பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஆக்சுவலி குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஹை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு டூ தேர்ட்டி த்ரீ வரைக்கும் இன்றைக்கி ஹை போச்சு இன்றைக்கி போன ஹை தான் வந்து fifty two week new high வேறு ஸோ நாங்கள் அப்சர்வ் பண்ண விஷயம் படி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டூ த்ரீ டேஸாகவே வந்துட்டு அதானி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணோம் ஸோ மார்க்கெட்டால் வந்து நல்லா ரைசிங் கொடுக்க முடியுது கண்டினியூஸாக வந்து ஏற முடியுது நியூ ஹை பிரேக் அவுட் ஆக ஆக இன்னும் மார்க்கெட் வந்து ஏறுது அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணோம் மார்க்கெட் அதே சமயத்தில் ஓப்பனிங்கில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கேண்டிலுடைய லோ சைடு கட் ஆகிட்டு லோவில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அதால் எந்திரிக்கவும் முடியல அதாவது அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஃப்ளாட்டாக அந்த பாயிண்ட்லேயே ட்ரேட் ஆகுதுன்றதை அப்சர்வ் பண்ணோம் நேற்று அந்த மாதிரி நடக்கலை நேற்று வந்து ஆக்சுவலி ஓப்பனிங்கில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃப்ளாட் ட்ரேட் நடந்துச்சு பட் ஃபஸ்ட்டு ஃபார்மான கேண்டிலுடைய லோ கட் ஆகாமல் அப்படியே மார்க்கெட் ஏறிட்டு போயிடுச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் பை பண்ண உடனே வந்து ஆக்சுவலி அஞ்சு பாயிண்ட் குயிக்காக கிடச்சிச்சு அஞ்சு பாயிண்ட் வந்து டக்குன்னு எங்களுக்கு மார்க்கெட் த்ரோ பண்ணுச்சு பட் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு நாங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணாமல் விட்டுப்போம் புக் பண்ணாமல் விட்டது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து சடனாக ஒரு டவுன் அடுத்து டென் ஓ கிளாக் ஆச்சு நாங்கள் வந்து இன்ட்ராடேயில் எப்பயுமே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டோம் இதே ப்ராஃபிட் வந்து டென் ஓ கிளாக்ல கிடச்சிருந்துச்சுன்னா குயிக்காக புக் பண்ணியிருப்போம் due to it's a loss நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அஞ்சு பாயிண்ட் கிடச்சா மிஸ் பண்ணிட்டோம் மேபி இன்னொரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்டை விட கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து டென் டுவெண்ட்டி அந்த சமயத்துல எல்லாம் கீழே வந்துச்சு மார்க்கெட் வெயிட் பண்ணல என்ன ஆயிடுச்சுன்னா கிளாக் வரும்போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டவுனில் ரொம்ப இறங்கிடுச்சு ஈவன் எங்கள் ஸ்ட்ராட்டஜி பையிங் ட்ரெண்ட் காட்டிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிட்டு செல்லிங் ட்ரெண்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிட்டு செல்லிங் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகி அது போக ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட்டும் வந்து ரொம்ப டவுன் வந்துச்சு ஸோ இதை நாங்கள் பார்த்தோம் ஓகே இன்னைக்கு வெயிட் பண்ணது ப்ராஃபிட் கிடைக்கல ஸோ மார்க்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது எப்பயும் வந்துட்டு லாஸ் புக் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இன்றைக்கி நாங்கள் லைட்டாக யோசித்தோம் லாஸ் புக் பண்ணணுன்ட்டு அது யோசித்தது இன்னும் பெருசாக வந்து லாஸை இழுத்துட்டு போயிடுச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பொதுவாக ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த ஷேர் நல்லா மூவ் பண்ணும் மினிமம் ஃபைவ் பர்சன்டாச்சும் வந்து மூவ் பண்ணும் ஸோ அதுவும் அதானி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரீவியஸாக நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ரிசல்ட் அப்பையும் மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அந்த காரணத்துக்காண்டி தான் இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணோம் ஸோ அதனால தான் நாங்கள் ஆக்சுவலி ஃபைவ் பாயிண்ட் வரையில் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு but opening gap up positive எல்லாமே வந்து ஆக்சுவலி மார்க்கெட் கொடுக்கட் கொடுத்துச்சு தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படி தான் வந்து சொல்லணும்